புக் மார்க் ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு நாம சதுர வடிவ காகிதத்தை வைத்து அழகா புக் மார்க் பண்ண போறோம் இதற்கு தேவையான பொருட்கள் பனிரெண்டு சென்டிமீட்டர் பக்கமுள்ள சதுர வடிவ காகிதம் முதல்ல நாம சதுர வடிவ காகிதத்தை மூளை விட்டத்துல சரி பாதியா மடிச்சுக்கணும் மறுபடியும் இதை இந்த மாதிரி பாதியா மடிச்சுக்கணும் இப்ப இந்த காகிதத்தின் இரண்டு ஓரங்களையும் இந்த மாதிரி மடிச்சுக்கணும் இந்த இரண்டுக்கும் இடையில கொஞ்சம் இடைவெளி இருக்கணும் இப்ப மேல இருந்து கீழே இப்படி முக்கோண வடிவத்துல மடக்கிக்கணும் இங்கே பாருங்க திரும்பவும் முதல்ல மாதிரியே இரண்டு முக்கோணங்களையும் மடிச்சுக்கணும் முக்கோண பகுதிகளை உள்ளே மடிச்சு இந்த மாதிரி சொருகி விட்டுக்கங்க இங்கே பாருங்க இதுல பக்கத்துல இருக்கிற முக்கோணத்தின் முனையை இப்படி கட் பண்ணிக்கங்க இந்த பகுதி தான் புக் புத்தகத்தின் உள்ளே போக போகுது இப்ப நாம இந்த இடத்துல ஒரு அழகான பூ மாதிரி துளை போட்டுக்கலாம் இப்ப நமக்கு ரொம்ப அழகான புக் மார்க் ரெடி ஆயிருச்சு இங்க பாருங்க நாலு வண்ணங்கள்ல புக் மார்க் இருக்கு இப்படித்தான் இதை நாம புக்கில் பொருத்தணும் இது ரொம்பவே சுலபம் பார்க்க ரொம்ப அழகா இருக்குதுல்ல நாம இத இப்படி நான்கு புத்தகங்கள்ல பொருத்தலாம் இத பாருங்களே பார்க்கறதுக்கு அழகா மட்டும் இல்ல ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்குது இங்க பாருங்க இந்த பொண்ணு எப்படி அழகா இத பொருத்தி தன் தோழிக்கு பரிசா கொடுக்கறான்னு என்ன குட்டீஸ் இது போல புக் மார்க் செய்ய நீங்களும் ரெடியா இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலமாக எளிய பொருட்களை கொண்டும் நம் படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்து கொள்ளலாம்